வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸாக ஏறிட்டுருக்கு கரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் செல்லிங் ட்ரெண்ட் அதனால தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் பார்க்க ரெட் கலரில் இருக்குது பட் இப்போ ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது கேண்டில்ஸ்லாம் மேலே வந்து க்ளோசிங் கொடுத்தனால பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு பை டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகுது buy at five zero one ஃபைவ்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ்ல பை பண்ணலான்னு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணும் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது பையிங்கில் இருக்கா செல்லிங்கில் இருக்கா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ பையிங் ட்ரெண்ட் ஓப் வருது அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வரும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும் அந்த ஓப்பன் பாயிண்ட்டிலே கேண்டில்னுடைய கலர் என்ன அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிரும் இது எதுக்காண்டினா யார் வேணாலும் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை சும்மா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடணுன்றக்காண்டி தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நமக்கு ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதே மாதிரி கேண்டில் கலர் வரும்போதே நமக்கு அதனுடைய என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கேண்டில்லேருந்தே போகும் அடுத்து என்ன மாதிரி டார்கெட்ஸ் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்னன்னு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் வரும் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ்ல டார்கெட் அதாவது ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ்ல என்ட்ரி வந்திருக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா five zero twenty seven point fifty ஃபோர்னு வந்திருக்கு அந்த first target so five zero twenty eight வருதா அப்படின்றது தான் நாம் இப்போ வெயிட் பண்ண பார்க்க போகிறோம் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ்ல வந்திருக்க entry five zero two eight போகுதான்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஆகுது இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டான five zero twenty seven fifty எயிட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஜீரோ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு பைக்கால் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ்ல வந்தது ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட் இதுக்கு இடையில நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பையிங் ரேஞ்ச் அதுக்கு கீழேலாம் ட்ரேடிங் போச்சு ஈவன் இப்போ ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்து ட்ரேடிங் வந்து போச்சு சடனாக இப்போ தான் ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு நாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ட்ரேடிங் கமாடிட்டிக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பண்ணுங்கன்னு தான் வந்து சொல்லுவோம் ஸோ ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே இன்றைக்கி ஒரு சூப்பரான என்ட்ரி ஆக்சுவலி இன்றைக்கி டேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொமெண்டம் இல்லாமல் இருந்துச்சு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருந்துச்சு கண்டினியூஸாக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கால் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தனால உங்களுக்கு இந்த பை என்ட்ரி ஷோ பண்ணோம் ஸோ ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் என்ன என்ட்ரி வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்னமும் கூட ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இப்போ பை ட்ரெண்ட்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் தான் ஸோ அது எப்போ வருதுன்னு பார்த்துடலாம் இப்போயே ஆல்மோஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஆயிடுச்சு ஃபைவ் ஓ கிளாக் ஆக இன்னும் ஒரு டுவெல் மினிட்ஸ் தான் ஸோ எப்படியும் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா தான் செல் கால் வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ இறங்குது எப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டீன் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஜீரோ தேர்ட்டிலாம் தாண்டிச்சு தேர்ட்டி ஒன் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆனோன்னே இறங்க ஆரம்பிச்சிச்சு டவுன் சைடு வந்துச்சு அந்த டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சதில் இப்போ நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இது எப்படி சொல்கிறோன்னா கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் இப்போ ஃபைவ் டுவெண்ட்டிக்கு பாருங்கள் கேண்டில் ஃபைவ் டுவெண்ட்டின் கீழே வருது மேலே ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது sell at five zero one two அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா four thousand nine hundred and ninety nine point forty seven so five தௌசண்ட்க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து இப்போ நமக்கு ஏறணும் ஓகேங்களா ஸோ ஃபைவ் தௌசண்ட் டுவெல்லில் வந்திருக்க இந்த sell call four thousand nine ninety nine போகுதா அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தான் டெய்லி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் மார்க்கெட் ரைஸ் ஆகுது ஏறுது அப்படிங்கையில் உங்களுக்கு பையிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேண்டில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் நம்ம இப்போ தான் பார்த்தோம் வீடியோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு பை கால் பார்த்தோம் அதே மாதிரி இறங்குதுங்கையில் செல் கால்ன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும் ஸோ இதனால் யார் வேணாலும் சரி உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் மட்டும் போட தெரிஞ்சாலே போதும் நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன ஓகே ரெட் கலரில் இருக்குது இது செல் பண்ணலாம் அதே மாதிரி என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்குன்றது அதுவே என்ட்ரி பாயிண்ட்ஸ் எவ்வளோ தூரம் மொதல் டார்கெட் இப்போ ஒரு ஃபஸ்ட் டார்கெட்னு எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் இல்லை செகண்ட் டார்கெட் வெயிட் பண்ணணும்னா அது எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி மொமெண்டம் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ஒரு சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபைவ் ஜீரோ ஒன் டூவில் செல் கால் வந்திருக்கு நாம் எப்பயுமே இந்த ஃபைவ் ஓ கிளாக் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபைவ் பிஎம் இந்த ஃபைவ் ஓ கிளாக் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஓப்பன் ஆயிரும் ஸோ ட்ரேடிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட்ஸ் வந்து ஈவினிங் டைமிங்கில் தான் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹோல் டேயே நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம் மார்னிங்லேருந்து ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் இருந்துச்சு நல்லா வந்து கால்ஸ்லாம் வந்து அச்சீவ் ஆயிருந்துச்சு ஸோ நமக்கு இப்போ மெயினாக ஃபைவ் ஓ கிளாக் தான் டெய்லி நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு நாள் தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மூவ்மெண்ட் இருக்கும் க்ரூட் ஆயில் வாரத்திலே ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் தான் இருக்கும் மித்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் மூவ்மெண்ட்டே இருக்காது இப்போ நாளைக்குலாம் எக்ஸ்பைரின்றனால பெரிய மூமெண்டம் இருக்காது காலையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மார்னிங் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் கூட எதிர்பார்க்கலாம் ஸோ டுவெல் பிஎம்க்கு அப்புறம் நல்ல மொமெண்டம் இருக்கும் இல்லாட்டினா டேரெக்டாக ஃபைவ் பிஎம் தான் ஸோ அந்த ஃபைவ் பிஎம் இல்லாட்டி டுவெல் பிஎம் டைமிங்கில் ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்போதைக்கு நம்ம எதுவும் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நல்லா டார்கெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன கால் வந்திருக்கு பை கால் வந்திருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் தான் கஷ்டப்பட்டு போச்சு பட் ஆனால் இப்போ செல் கால் வந்திருக்கு பாருங்கள் இப்போ மொமெண்டம் கரெக்டாக இருந்துச்சு இந்த செல்லிங் ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் கூட இதால் போக முடியும் ஏன்னா இப்போ வந்து வால்யூம் வந்து ரொம்ப அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ வந்து என்ன ஆகுனா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும் அதனால் நிறைய பேர் ட்ரேடிங்ஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீச் கொடுக்கும்போது கேண்டில்ஸால் நல்ல நல்லா ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு சைடு போகுதுன்னா அந்த சைடு நல்லா ரீச் கொடுக்க முடியும் ஸோ இது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் இந்த மொமெண்டம் இருக்கும் ஸோ அது ஃபாரின்காரங்க அவங்க மார்க்கெட்ஸில் ஓப்பன் ஆகிறது தான் ஒரு பெரிய ரீசன் ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்திருக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஆகுது நமக்கு செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஒன் டூவில் அது இப்போ டார்கெட்டான ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபோர் நைன் நைன்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு இப்படி தான் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கால் பார்த்தோம் ஒரு three o'clock three fifty போல் ஜெனரேட் ஆயிருந்துச்சு பைக் கால் அது டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் கிட்ட ஆச்சு ஏன்னா அந்த த்ரீ பிஎம் கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய வால்யூம் பெரிய மொமெண்டம் இருக்காது அப்போ தான் அந்த ஈக்விட்டி மார்க்கெட் நமக்கு முடிஞ்ச நேரம் ஃபாரின் டைமும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வால்யூம் இருக்காது இந்த ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால தான் நமக்கு எடுக்கிற என்ட்ரி வந்து கொஞ்சம் குயிக்காகவே டார்கெட் அச்சீவ் பண்ணுது நல்ல மொமெண்டம் தருது ஸோ அதே இப்போ ப்ரீவியஸ் கால் பாருங்கள் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு கால் ஜெனரேட் ஆனது த்ரீ ஃபிஃப்டி ஃபோருக்கு ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ்ல அந்த ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் ரேஞ்சுக்கு மேலே கீழே மேலே கீழே மாறி மாறி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் போச்சு ஃபோர் ஃபார்ட்டிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்காக ஏற ஆரம்பிச்சு ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுச்சு அதே அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஸோ என் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி நைனில் செல் கால் வந்துட்டு ஃபோர் மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி பண்ணி ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி நைனில் வந்தது ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ரைஸ் ஆகையில் தான் பைக்கால் அந்த பைக்கால் எப்படி போச்சுன்றதை நம்ம பார்த்தோம் அது வந்து இன்பிட்வீன் அந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே ட்ராவல் ஆச்சு அடுத்து ஃபஸ்ட் ஆரட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ செல் கால் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு எந்த சைட்லாம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படியே இறங்குற மாதிரி இருக்குது நல்ல பிரேக் அவுட்லாம் டவுன் சைடில் கொடுக்குது அப்படிங்கல டக்குன்னு நமக்கு செல் காலை கொடுத்துரும் அதே மார்க்கெட் ட்ரெண்டு வந்து ஏறுது ரைஸ் ஆகுது அப்படிங்கல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பை கால் கொடுத்துரும் ட்ரெண்டை அதே மாதிரி பார்த்தோன்னே நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு அதை பார்த்தாலே போதும் சார்ட்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் கேண்டில் கலரை வச்சு ஓகே இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது டவுன் ட்ரெண்டாக பையிங் ட்ரெண்டாக என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு கேண்டிலுடைய கலரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் க்ரீன் கலர் பையிங்டன் ரெட் கலர் செல்லிங்டன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம் ஸோ ஜஸ்ட் பை லுக்கில் யார் வேணாலும் ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி உங்களுக்கு இதில் வர்ற கால்ஸை ட்ரேட் பண்ணணும்னாலும் வர்ற என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்னென்ன டார்கெட் என்னென்னு இதில் வச் வர்ற என்ட்ரிஸை பார்த்து அதை பார்த்தே நீங்கள் ஆர்டர்ஸ் போட்டு அதை வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணியும் உங்களால் ஏர்னிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ